இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம் கொரோனாவோட கொடூரமான வைரஸ் மனுஷனுக்கு பிடிச்சிருக்கிற இந்த மதவெறி இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல மூணு விஷயத்த நான் சொல்லிடுறேன் என் லைஃப்ல ரொம்ப பெருசா மதிக்கிற காட்ஃபாதரா நினைக்கிற ரொசரே பிராங்க்வின் எல்விஸ் மொரேல் ஒரு கிறிஸ்டியன் தினமும் என் கூட ஒன்னா உட்காந்து சாப்பிடுற சாகித்தும் அன்சாரியும் ஒரு முஸ்லீம் கடவுளே மதவெறியே எனக்கு பிடிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் ஒரு ஹிந்து எங்க மூணு பேருக்குள்ள எந்த ஒரு இடைவெளியுமே இந்த மதம் ஏற்படுத்துறது கிடையாது இந்த மதம் சார்ந்த பிரச்சனைகளோ இல்ல மதம் சார்ந்த விவாதங்களோ நாங்க எப்பவுமே பேசுறதும் கிடையாது ஏன்னா மது தூக்கி வீட்டில் போட்டு மனிதத்தை மட்டுமே உடுத்திக்கிட்டு தான் நாங்கள் பொது வெளியில் வரோம் ஆனா இப்போ இருக்கிற சூழ்நிலை ஒரு சில பேர் தன்னோட சுய லாபத்துக்காக மதத்தின் பேரால் இளைஞர்களை தூண்டி விட்டு இன்னைக்கு பல வன்முறைகள் உருவாகிற அளவுக்கு கூட கொண்டு வந்து விட்டுருக்காங்க இன்னைக்கு இந்த மதத்துக்காரன் கூட நீ சேராத இந்த மதத்துக்காரன் நமக்கு எதிரின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு மதம் வந்துட்டு பிடிச்சிருக்கு எல்லாரோட மத்தியிலையும் இதையெல்லாம் தாண்டி மதம் இல்லாமல் மனிதம் மட்டும் பார்க்கணும் அப்படின்றதுதான் இந்த வீடியோவோட நோக்கம் சமீபத்தில் லாஸ்ட் சண்டே ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் நடக்குது மாஸ்டர் விஜய் நடிச்ச மாஸ்டர் படத்தோட ஆடியோ லான்ச் நடக்குது இதுல விஜய் சேதுபதி பேசின ஒரு விஷயம் கூட பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு விஜய் சேதுபதி பேசினது கடவுளை வந்துட்டு காப்பாற்றுன்னு சொல்ற எவனையும் நீங்கள் நம்பாதீங்க கடவுள் வந்து பல வருஷமாக இருக்காரு நம்மளை நம்ம தான் காப்பாற்றிக்கணும் உங்ககிட்ட யாராவது உங்கள் மதத்தை பற்றி பேசினாங்கன்னா மதத்தை பற்றி பேசாத மனித பற்றி பேசணும்னு சொல்லுங்க அதனால் மனிதம் தான் இங்கே ரொம்ப முக்கியம் விஜயசேர் பத்தி பேசுறது உண்மையிலே வந்துட்டு பாராட்ட வேண்டிய விஷயம் வரவேற்கத்தக்க விஷயம் ஏன்னா இங்கே மனிதம் மட்டும் தான் பார்க்கப்படணும் அதை தாண்டி அதே ஸ்டேஜில் பேசின இன்னொருத்தனை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேச போகிறோம் அந்த படத்தோட ப்ரொடியூசர் பிரிட்டும் அதை பேசும்போது இந்த இதுக்கு வந்து தேவை சபைக்கு நான் நன்றி சொல்கிறேன் எங்களோட ஃபாதர்ஸ்க்கு நன்றி சொல்கிறேன் ஃபாதர் லாசர்ஸ்க்கு நன்றி சொல்கிறேன் ஃபாதர் மோசஸ்க்கு நன்றி சொல்கிறேன் ஃபாதர் ஃபெர்னாண்டஸ்க்கு நன்றி சொல்கிறேன் இந்த ஊர் பூரா நன்றி சொல்லிட்டு ஏன் இது ஒரு பெரிய மனித பிரச்சனையாக நீங்கள் கேட்குறேன் இது ஒரு கருத்து சுதந்திரம் தானே அவர் வந்துட்டு அவர் உங்களுக்கு நன்றி சொல்கிறாங்க இவங்களால தான் நான் வாழ்ந்தேன்னு சொல்கிறாரு அதில் என்ன பெரிய தப்பு இருக்குன்னு கேட்டால் பொதுவையில் பேசும்போது ரொம்ப முக்கியம் மதம் சார்ந்த விஷயங்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்றதான் எல்லாரோட எண்ணமும் அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு மதத்தை வந்து அழுத்தி அழுத்தி பேசுறதுக்கான காரணமாகவும் ஒரு ஆடியோ கமர்ஷியலான விஷயத்தை பேசும்போது இதை பேசணுன்ற அவசியம் என்ன இருக்கு நீ ஒரு ப்ரொடியூசர் பேசும்போது இந்த படத்துக்கு பட்ஜெட்குள்ளே பண்ணி கொடுத்துட்டாங்க இது வந்துட்டு விஜய் நடிச்சிருக்காரு ஸோ டபுள் த காஸ்ட் வந்துட்டு நான் எடுத்துருவேன் இது வந்துட்டு எனக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக இருக்கும் இந்த மாதிரி கமர்ஷியலாக மட்டும் தானே பேசணும் இதை தாண்டி இந்த மதத்தை பற்றி பேசணுன்ற அவசியம் என்ன இருக்கு இதில் ஜேசுவா ப்ராஜெக்ட்னு ஒரு ப்ராஜெக்ட் அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டால் உங்களுக்கு இது மேலே கோவம் வரும் ஏன்னா ஜோசுவா ப்ராஜெக்ட் அப்படின்றது டூ தௌசண்ட் ஃபைவ்ல அமெரிக்காவில் ஒரு மிஷனரியால் கொண்டு விட்ட ஒரு டிக்ளரேஷன் இந்த டிக்ளரேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் நூறு கோடி பேருக்கு மேலே இந்த ஒர்ஷிப் கிறிஸ்தவ வந்து ஒர்ஷிப் கடவுளை வந்துட்டு நேசிக்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க அதனால் நூறு கோடி மக்களுக்கு மேலே வந்து இங்கே கிறிஸ்டியனாக மாற்றணும் அப்படின்றது தான் இந்த ப்ராஜெக்டோட நோக்கம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி பார்க்கும்போது பொதுவெளியில் இந்த பிரிட்டோ பேசும்போது இந்த மாதிரி வார்த்தைகள் தேவையா இன்னைக்கு ஹிந்துவோ கிறிஸ்டியனோ முஸ்லீமோ அண்ணன் தம்பியாக இருக்கும்னு நினைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பூசல்கள் தேவையா ஏற்கனவே விஜய் விஜய் சேதுபதி மேலே இந்த மாதிரி பல பேர் மேலே வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு இந்த மதமாற்றம் அப்படின்ற ஒரு விஷயமோ கிறிஸ்டியானிட்டின்ற ஒரு விஷயமோ இவங்கெல்லாம் சேர்ந்து மதமாற்றத்தை ஊக்குவிக்கிறாங்க அப்படின்ற விஷயமும் தொடர்ந்து குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு டாக் ரொம்ப முக்கியம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு தவறான புரிதலை விஜய் மேலே ஏற்படுத்த கொடுத்தோம் அப்படின்னு நான் நினச்சேன் ஏன்னா விஜயோட ஃபேன் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் அந்த வீடியோ உட்காந்து அந்த லான்ச் உட்காந்து நானும் பார்த்தேன் ஸோ விஜய் மேலே ஒரு அக்கறையாகவும் இதை எடுத்துக்கலாம் தயவு செஞ்சு இதுக்கான ட்விட் ஏன் போடலை மாதிரி ஒரு சின்ன கருத்து அந்த பொது அந்த இடத்துல பொது மேடையில் பேச முடியலனா கூட அதுக்கப்புறம் ஒரு ஒரு பதிலோ இல்லை ஒரு ரிப்ளையோ ஏன் கொடுக்கல இந்த மாதிரி வந்துட்டு அவர் தெரியாமல் பேசிட்டாரு அந்த மாதிரி அதுவும் தப்பாக நினைக்காதீங்க இந்த மாதிரி மதம் சார்ந்த விஷயம் கிடையாது ஏன்னா விஜய் சேதுபதி பேசும்போது மதத்தை தூக்கி போட்டு மனிதத்தை கையில் எடுங்கன்னு சொல்கிற விஷயத்த இதே ஸ்டேஜில் இன்னொருத்த பேச முடியும் உன் ஸ்டேஜில் இருக்கிற இன்னொருத்தங்கிட்டே பேச முடியல அப்படின்னா நீ எப்படி மக்கள்கிட்ட உன்னோட கருத்தை சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு தயவு செஞ்சு நீங்கள் இந்த விஷயத்தை உள்வாங்கிக்கோங்க இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் என்னென்னா இங்கே மதம் சார்ந்த விஷயம் எவன் பேசினாலும் தப்பு தப்பு தான் அவன் ஹிந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டியனோ எவன் மதம் சார்ந்த விஷயங்களை பேசினாலும் அது தப்பு தான் இங்கே மதம் தாண்டி மனிதம் பார்க்கணுன்றது தான் என்னோட எண்ணம் மனிதம் பார்ப்போம்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ